அவையோருக்கு வணக்கம் என் பெயர் நான் பிரீதா எனக்கு கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பு இந்த இளைஞர்களின் சிந்தனை லட்சங்களை நோக்கியா லட்சியங்களை நோக்கியா என்பதே தமக்கென முயலானோன்றால் பிறர்க்கென முயலுடன் உண்மையானே உண்டால் அம்மை உலகம் என்று பாடிய புலனானூற்று புலவன் கடலுள் மாய்ந்த இளம்பெரும் வழுதியின் பொன்மொழியை வணங்கிய நுரையை தொடங்குகின்றேன் இன்றைய உலகமானது சிறிது சிறிதாக அழிந்து வருகின்றது ஆனால் லட்சியமாக அறியவில்லை தனக்கென மட்டும் வாழாமல் பிறருக்காக வாழும் லட்சியவாதிகள் இருப்பதால் தான் இன்னும் உலகம் முற்றிலும் அழியாமல் இருக்கின்றது ஆனால் அந்த லட்சியவாதிகள் எல்லோரும் லட்சாதிபதிகளாக இல்லை என்பதே உண்மை உயர்ந்த லட்சியங்களால் அன்றைய சமூகத்தை பண்படுத்திய விவேகானந்தரும் வள்ளலாரும் புத்தரும் ஏன் பாரதியின் கூட இளம் வயதிலேயே இழிவு சேர்ந்தனரே ஆறிலும் சாவு நூறிலும் சாவு என்கிறீர்களா வாலிப மரணம் வேதனை அல்லவா வாழ்க்கை என்பது சிலருக்கே பூந்தோட்டம் பலருக்கும் போராட்டம் தானே அதற்காக உண்பது நாளை உடுப்பவை இரண்டே என்றும் காதலிருந்த ஊசியம் மாறாது கான் கடைவழிக்கே என்றும் ஓய்ந்து விடலாமா ஏற்கனவே பல விதங்களில் இந்த இளைஞர்கள் ஒடுக்கப்பட்டு கொண்டுதானே இருக்கின்றார்கள் அரசு பணி தேடுவோரின் லட்சியமானது சாதி மற்றும் பல்வித போட்டாக்களால் துளைக்கப்படுகின்றது திருமணமும் கூட அரசு பணியும் அசையாசத்துக்களும் இல்லாதவர்கள் நகவையை முதல செய்கின்றது போட்டித் தேர்வுகளெல்லாம் ஓட்டப்பந்தயங்கள் ஆகிவிட்டன அங்கே லட்சங்களோடு ஓடுபவர்க்கே முன்னுரிமை தனியார் நிறுவனங்களிலே தஞ்சம் புகும் ஒரு சில பட்டதாரிகள் கூட அடிமை வாழ்வை வெறுத்து மத சடங்குகள் ஒரு புறமும் வெளிப்புறம் சதிகள் மறுபுறமும் லட்சங்களுக்காக விலை பேசப்படுகின்றன பண்டக சா பண்டக சாலை பங்கீட்டு பொருட்களை பதுக்கி விற்பதையும் ஐந்து ஆண்டுகளுக்கு ஒருமுறை ஜனநாயகம் விலை போவதையும் வேடிக்கை பார்க்கும் வாடிக்கையாளர்களா இன்றைய இளைஞர்கள் பொருளாதாரத்தில் பொருள் காண வேண்டுமல்லவா அதனால் தானே வெறும் கையால் உணவு போடுவதை வெறுத்து லட்சங்களை தேடுகிறார்கள் இல்லை இல்லை தேட படுகிறார்கள் இதில் இளைஞர்களின் தவறு எதுவும் இல்லை இது காலத்தின் கட்டாயமே உயர்ந்த லட்சியங்களை உயர்ந்த லட்சியங்களை மறந்து லட்சங்களை இறந்துவது நியாயமா நீதியை கொளுத்தி அநீதியை கொண்டாடுவது நிம்மதி தருமா இனியோர் விதி செய்வோம் சிந்திப்போம் செயல்படுவோம் லட்சியங்களை தேடும் பயணத்தில் லட்சங்களால் பாதையமைப்போம் வாழ்வது ஒரு முறை வாழ் தட்டும் தலைமுறை என்று கூறி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி பாராட்டு I congratulate Gandhi World Foundation for this unique venture. Gandhi world ஃபவுண்டேஷனின் ஓர் எளிய முயற்சி வி சேஞ்ச் மக்களின் மகிழ்ச்சிக்கும் மாற்றத்திற்கும்